கடல் வழி கடந்து துயர் பல சுமந்து இயேசுவை போதித்த சவேரியாரே திருமுழுக்காலே எண்ணில்லா மக்களை இறைபதம் சேர்ப்பித்த சவேரியாரே வாழ்த்துகின்றோம் உம்மை வணங்குகின்றோம் வாழ்த்துகின்றோம் பாம்பரி புனித சவிரியாரே பாரத நாட்டின் போதவரே தனது அழியாத உடலால் சாட்சியாய் வாழ்ந்திடும் சவிரியரே வாழ்த்துகின்றோம் உம்மை வணங்குகின்றோம் பாரத நாட்டின் போதகரே வேத போதக நாட்டின் காவலரே இந்திய திருச்சபை வரலாறு நீங்கள் அன்பரை புனித சவேரியாரே பாரத நாட்டின் போதகரே மகள் சவேரியா பிரான்சி சவேரியா நடந்தாரே எங்கள் சவேரியா பாரதம் முழுதும் சென்றாரே பாடியே நாங்கள் வருகின்றோம் பக்கம் மாடியே நாங்கள் மகிழ்கின்றோம் பாடி வந்தோமே உம்மை பாடி வந்தோமே அன்பின் வடிவமே உம்மை காண வந்தோமே பல கோழி பக்தர் வந்தோமே பாடி வந்தோமே அன்பின் வடிவமே உம்மை காண வந்தோம் காலம் வந்தோம் சவேரியாரே வாழ்வில் കളിൽ ഒഴിച്ചുടരെ തുയ ഫ്രാൻസിസ് സകറിയാറ് കേട്ടവരം തരുമാമുനിയെ എം മണ്ണിൽ வாழ்ந்தவரே நாடி வந்தோம் உம்மை தேடி வந்தோம் எம் பங்கின் மக்களின் மக்களின் சுடரே தூய பிரான்சிஸ் செய்தியே நானிலமெங்கும் விதைத்தவரே செல்வம் பதவி புகழ் அத்தனையும் இயேசுவுக்காக துறந்தவரே கயிறு சிலுவையுடன் இறை வார்த்தை மொழிந்தவரே சிறுவருக்கும் பெரியவர்க்கும் மறை கல்வி போதி வலிக்க நாடி வந்த முன்னோர்க்கு திருவழுக்கு கொடுத்தவரே போதித சவிரியாரே தென் தமிழக மக்களின் சுடரே தூய பிரான்சிஸ் சவிரியாரே мама